கேரளாவில் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக டாட்டோ கலைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் கொச்சியில் உள்ள எடப்பள்ளியில் டாட்டோ ஸ்டுடியோ நடத்தி வருபவர் சுஜீஷ் இவர் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இவர் மீது ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொச்சியைச் சேர்ந்த டாட்டவு கலைஞர் சுஜீஷ் தனது ஸ்டுடியோவுக்கு வந்த ஆறு பெண்களை பாலியல் பலாக்காரம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார் கொச்சியில் உள்ள மறைவிடத்திலிருந்து அவர் கைது செய்யப்பட்டதாக கொச்சி நகர காவல்துறை ஆணையர் தெரிவித்தார் பதினெட்டு வயது பெண் ஒருவர் சஜீஷின் ஸ்டுடியோவிற்கு டாட்டு போட வந்தபோது அவர் மீது மைக்கொட்டியுள்ளது அப்போது சுஜீஷ் அந்த பெண்ணை பாலியல் பலாக்காரம் செய்துள்ளார் இவ்வாறு அந்த பெண் புகாரளித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது சுஜீஷை சேரநல்லூர் போலீசார் கைது செய்தனர் அவர் மீது இந்திய தண்டனைச் சட்டம் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு மற்றும் முன்னூற்று எழுபத்தாறு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுவரை பெறப்பட்ட புகார்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் ஆறு உயர்ந்துள்ளது வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்று போலீசார் எதிர்பார்க்கின்றனர் மாஜிஸ்திரேட் முன்பு அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்வதைத் தவிர பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ பரிசோதனை நடைமுறைகளையும் காவல்துறை தொடங்கியுள்ளது அனைத்து வழக்குகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள் பச்சை குத்துவதற்காக பாலாறு வட்டம் மற்றும் சேரநல்லூரில் உள்ள அவரது ஸ்டுடியோவுக்குச் சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது